தேவரின் ஆலயம் நீ அவர் தேடும் ஆன்மாவும் நீ

கற்றது கடவுளை காண்பவர் அவரே

அழியாமல் தூய மனம் காத்து கொள்வாய் தேவனின் ஆலயம் நீ அவர் தேடும் நீ தேவனின் ஆலயம் நீ kasih